Thank you. எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அருளொலி நான் இங்கே சேலம்லேருந்து வரேன் இப்போ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் சந்தோஷ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த பகவத் மிஷன் வந்து அவன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இப்போ இருக்கிற இப்போ எல்லோரும் ஆன்மீகம் ஞான தேடல் அந்த மாதிரி வந்திருக்காங்க இப்போ எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸும் இங்கே வரணும்னு ஆசை அது என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ தா நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் அப்புறம் ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங்லேயே தான் இருக்கும் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அதோட தெளிவு நல்லா தெரிஞ்சிருக்குது தாட்ஸும் திங்கிங்கும் பார்த்து குழப்பிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே இருக்கிறது வர்றது தாட்ஸு எல்லாம் வர்றது நேச்சர் நம்ம அப்படியே விட்டோம்னா எல்லாம் அமைதியாக போயிடும் இது ஒன்று புரிஞ்சாலே இந்த இடத்துல மூணு நாள் கிளாஸ் நடந்துச்சு எனக்கு ஒரே நாளில் ஓகே எல்லாம் தெரிஞ்சிருச்சு இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபேமிலியாகவே இருக்காங்க அது ஒன்றே போதும் இங்கே இடமும் நல்லா இருக்குது எல்லோரும் நல்லா பார்த்துக்குறாங்க அதான் குடும்ப உறுப்பினர்களாகவே எல்லோரும் ஆகிட்டோம் இங்கே இருக்கிற ஸ்ரீ பகவத் ஐயா தான் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணுது மெயினாக அதுக்கு நல்லா பாடுபடுற ஜீவமணி சார் சரவணன் ஐயாக்கெலாம் ரொம்ப நன்றி இங்கே வந்தது ரொம்ப நல்லா இருக்குது இடம்லாம்